ஆயுதங்களை வைத்திருந்த குற்றவாளிகளை கைது செய்யாததால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கான உத்தரவை வேலூர் சரக டிஜி பாபு பிறப்பித்திருந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவா நகரில் வசித்து வந்தவர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில துணைச் செயலாளர் வசீம் அக்கம் இவர் கடந்த பதினோராம் தேதி அருகில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு தனது மகனுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது காரில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வசீமை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியது தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி நகர போலீசார் சடலத்தை கைப்பற்றி வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் ஆக்கிரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பேருந்து நிலையம் மலங்கு சாலை ஆகிய பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டன இதையடுத்து ஆம்புலன்ஸில் வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வசீமின் உடல் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து உறவினர்கள் மறியலை கைவிட்டனர் சம்பவம் குறித்து வேலூர் டேஜி பாபு வேலூர் மாவட்ட பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஜீவா நகரில் வசித்து வரும் இந்தியாஸ் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக வசீம் அக்கம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததால் முன்விரோதம் காரணமாக இந்தியாஸ் கூலிப்படையை வைத்து வசீமை கொலை செய்துள்ளார் இதையடுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ஒட்டேரி வண்டலூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் ரவி டெல்லி குமார் ஆகிய இரண்டு பேரை காஞ்சிபுரம் பாலுசெட்டி சித்திரம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் இந்த கொலை சம்பவத்திற்கு பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி தலைமையில் ஜீவா நகர் பகுதியில் இந்தியாசின் கிடங்கில் பத்து பட்டாக்கத்திகள் பத்து செல்போன் எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து மூன்று பேர் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள டில் இந்தியாஸ் உட்பட இரண்டு பேர் கைது செய்யாததால்தான் அவர்கள் முன்விரோதத்தால் ஜெக நிர்வாகியை படுகொலை செய்தார் இதனால் நகர காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமியை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் சரகட்டேஜி ஏசி பாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார்